Mm-hmm. ஃபஸ்ட்டு எதனா டம்மி லைனுங்க போட்டு ஃபில்அப் பண்ணிக்கலாமா அவ்வளோதான் ஆ ம் వేవుదా అడపాయి ஓ ఒళ్ళు ఇష్టనా தயா விஷயம் ஓ ரெண்டில் வச்சா நல்லா இருக்கு இது ஒரு டிஸ்டர்ப் ஆகாது ஸ்டீம் டைல்ஸ் வர சூடு ஏன்னா டைல்ஸ் இல்லை புது பில்டிங் அப்புறம் மாதிரி இருக்கணும் Thank you. பாரு ஆடலாம் பாடலாம் வந்து சேரடி கூடலாம் கூடலாம் கட்டி கொள்ளடி கிளீனாக சடையாச்சு அப்புறம் Grande Paloma para ಮನ್ಮದ ಮನ್ಮದ ಕಣ್ಣು ಕೊಟ್ಟರ ಸಾಂಗ್ கை பிடிக்கலைங்க பாபி செய்யலாம் ಮುನ್ನದ ಮುನ್ನದ ಕಂದು ಕೊಡ್ತಾರ ಚಿರಂಜೀವಿ ಸ್ವಾಮಿ ವಾಯ್ಸ್ ಸಚ್ಚಿದೆ ಒಂದಿದ್ದು ಬಾರ ಕೂತು சந்தோஷமா சந்தோஷமாக இருந்தாலும் சாமி அச்சு வேலை தெரியாது பாப்பா வேற நாத்தெல்லாம் தெரியாது இது நெட்டு ஸ்டோர் பண்ணுதா ஓ ஃபர்ஸ்ட் என்னவோ மாசு நெக்ஸ்ட் வந்து என்ன ஹையில் இருக்கு பார்க்கணும் எப்போதான் வரக்கூடாது சந்தோஷம் பாஸ் பண்ணியோ ரெண்டு லைனுக்கு மேலே நிற்க மாட்டேங்கியா மைண்டில் ஹம் பண்ணி பாரு அந்த சரணம் hello அவ்வளோதானா வேறு எதுனா மாறுதா சாப்பிட Mm-hmm. 他那些个些，老难玩的。 வச்சுக்கோ பாரு நீங்கள் சரமத்துக்கு ஆ இது அது சரம் கொடுத்து Thank you. Yalla ne செட்டு சாமி ஏதோ ஒன்று பாடி சரியான நம்மலாம் காம்படிஷனில் போகிறோம் சும்மா அந்த டேலண்ட்டுக்கு இதாக பார்க்கலாம் குறிச்சு ஆடலாம் பாடலாம் வந்து சேரடி கூடலாம் கூடலாம் கட்டி கொள்ளடி ஆடலாம் பாடலாம் வந்து சேரடி கூடலாம் கூடலாம் கட்டி கொள்ளடி இது எங்கே இருக்கு எங்கேயா தான் இங்கே தான் கொஞ்சம் நாலு பேருக்கு இது வரணும் இல்லையா இது ரெண்டு செட்டு ஓ இது இது அங்கே வரணும் கரெக்டு இது எடுத்துக்கலாம் தனியாக ஆனால் ஐடியாயா நான் காப்பி பண்ணுறேன் எயித்து கொஞ்சம் பெரிய நானே காப்பி பண்ணுறேன் என்ன இது சும்மா ஒரு ஆண்டி பார்த்து கரெக்டாக இருக்குது அது வெளியே அடிச்சு கொச்சி திட்டிக்கும் ஓட்டமும் நாட்டமும் பொருந்திடுவோம் స్వర్గము సెట్ అయిపోయి ఒండు రెండు మూడు వర్ష నాకు పాత కాపీ వచ్చాను అమ్మే పోయిన ఏతారు నానే ஆடத்து பா பார்த்து படியா பாடியா எஸ்பி பாலசுப்ரமணியம் ரேட் ஆகிட்டு இது மூணு இது ரெண்டும் பல்லவி பாடலாம் பாடலாம் வந்து சேரடியே போடலாம் கூடலாம் கட்டி கொள்ளடி வட்டமும் நாட்டமும் சுடம் போடும் வெட்டமும் சுத்தமும் மெருகேடுமா இருபது பசலை படர்ந்தது மருந்திடடா பாவை இளமைக்கு விருந்திடடா இஞ்சனை முன்னாய் போனதென்னடா நாணமும் வஞ்சனை என்னடா ரத்தம் கட்டி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாசி சொல்லேவா நான் எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு எது வரணும் ஆடலாம் பாடலாம் வட்டமும் நாட்டமும் ஒதுங்கிடுமோ வெப்பமும் சொந்தமும் நெருங்கிடுமோ நெருங்கிடுமோ நெக்ஸ்ட் சொல்லுங்க இதே மாதிரி செட்டு பஞ்சனை முல்லை போனது என்னடா அதான் வரலாம் அது வேறு என்னடா சோகம்னா நான் எல்லாம் பேச்சு தமிழ் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அதனால் இந்த இதெல்லாம் கொஞ்சம் பூச்சி இப்போ இது ஃபைனல் லைன் ரெண்டு ஆச்சா இது இது எங்கே வரணும் રાત્રિ તું કંપોચ લગે இந்த இந்த லைன் இந்த லைட்டான இந்த லைன் இதுவா அதுவே ரெண்டு லைனு ஃபைனல் இது இதே மாதிரி ஒன்று ரெண்டு லைன் வருமா அதுக்கு ரெண்டு ஒரு தான் ஆகும் அப்புறம் ஃபைனல் லைன் வரும் கண்ணு கண்ணு கண்ணு ஸ்லோவாக எழுது புரியுற மாதிரி புரியுது ஆறாம் கிளாஸ் பையன் ரதிதேவி உளில் புகவும் காமரசமே வடியுதடி மதிமுகத்தின் சாடையெல்லாம் மாமன் என்னை மயக்குதடி சாமி யோ ஏதாவது முடியாயோ டைம் பாரியா இருபத்தி நாலு நிமிஷம் ஆகிடுச்சு கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதன்லாம் அஞ்சு நிமிஷத்தில் பாட்டு எழுதிக்காங்க ஆடலாம் பாடலாம் வந்து சேரடி கூடலாம் கூடலாம் கட்டி கொள்ளடி ஓட்டமும் நாட்டமும் வெட்கமும் சொக்கமும் நெருங்கிடுமோ ஆடலாம் பாடலாம் வந்து சேரடி கூடலாம் கூடலாம் கட்டி கொள்ளடி பசலை படந்தது மருந்திடடா பாவையில் எனக்கு விழுந்திடடா மஞ்சளை முன்னாய் போனது என்னடா நானும் வந்தாச்சு மஞ்சளை வஞ்சனை செய்தது என்னடா ரவி தேவி உடல் புறமும் காமரசமும் வடியும் ஒளியும் வடிதடி ரவி தேவி உடல் புறமும் காமரசமும் வடிதடி மனத்தின் சாடையெல்லாம் மனம் என்னை மயக்கவே கூடம் கூடலாம் கட்டி கொள்ளடி வாட்டமும் நாட்டமும் பெருந்திடுமோ வெட்கமும் சொந்தமும் நெருங்கிடுமோ சரியாக பேசுறாங்க ஏதாவது தெலுங்குல எழுதின்னு பாடுறோம் இல்லையா இல்லை இல்லை அப்படியே பாடலாம் அது பாடி ஒன்னொரு வாட்டி டேக் டூ ஆடலாம் பாடலாம் வந்து சேரடி கூடலாம் கூடலாம் கட்டி கொள்ளடி ஆடலாம் பாடலாம் வந்து சேரடி கூடலாம் கூடலாம் கட்டி கொள்ளடி வாட்டமும் நாட்டமும் பெருந்திடுமோ வெட்கமும் சொர்க்கமும் நெருங்கிடுமோ வாட்டமும் நாட்டமும் பொருந்திடுமோ வெட்கமும் சொர்க்கமும் நெருங்கிடுமோ ஆடலாம் பாடலாம் வந்து சேரடி கூடலாம் கூடலாம் கட்டி கொள்ளடி பசலை படந்தெருமல் மறந்திடுமா மறந்திடலாம் அமைக்கும் இருந்திடடா மஞ்சளை முன்னாய் போனதென்னடா நானும் மந்தனை செய்வதென்னடா ரதி தேவி உடலில் புகவும் காமரசமும் முடியும் நீ மதிமுகத்தின் சாடையெல்லாம் மரணமில்லை மயக்கதடி பாடலாம் வந்து சேரடி கூட்டமும் கூடலாம் கட்டிக்கொள்ளடி எழுதிடலாம் அவட்ட தெலுங்கு எழுதிதான் பாட்டு எழுதிடலாம் ஏதிக்கா தெலுங்குல ஏது முருகு என் கையரே ஏதியாயோ வாங்க இது கட் பண்ணிடுறேன் ரெடி ஒன் டூ த்ரீ ஆடலாம் பாடலாம் வந்து சேரடி கூடலாம் கூடலாம் கட்டி கொள்ளடி வாட்டமும் நாட்டமும் பொருந்திடுமோ வெட்கமும் சொர்க்கமும் நெருங்கிடுமோ ஆடலாம் பாடலாம் வந்து சேரடி கூடலாம் கூடலாம் கட்டி கொள்ளடி வாட்டமும் நாட்டமும் பொருந்திடுமோ வெட்கமும் சொர்க்கமும் நெருங்கிடுமோ பசலை படந்தது மருந்திடடா பாவையில் அமைக்க வீருந்திடடா பஞ்சனை முல்லாய் போனதென்னடா நாணமும் பஞ்சனை செய்வதென்னடா ரதி தேவி உனில் புகவும் காமரசமே வடியுதடி மதிமுகத்தின் சாடையெல்லாம் மாமன் என்னை மயக்குதடி பாடம் சொல்ல பள்ளிக்கூடம் போகலாமே ஆடலாய் பாடலாய் வந்து சேரடி கூடலாம் கூடலாம் கட்டி கொள்ளடி வட்டமும் நாட்டமும் கோருந்திடுமோ வெட்கமும் சொர்க்கமும் நெருங்கிடுமோ